ம் கரெக்டு நாளைக்கு போகிறேன் ஆடு வச்சுப்பாங்களா கேட்டேன் போகணும் அது ஓட்டு கூப்பிட்றானுங்களா ಛೇ ಇವುಗಳೆಲ್ಲ ಆಟ ಆಡ್ಬೇಕು நான் டென் ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீஸ் அப்படின்னு பேசலையா